இந்தியா ரேடியோ சென்னை வானொலியின் நூறு புள்ளி ஒன்று எம் கோல்டு அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் ராகவன் மணியன் அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின் டி நிக்ஷித் அவர்கள் மிருதங்கம் முதலில் சாதிஞ்சனே என தொடங்கும் தியாகராஜ பஞ்சரத்னம் ஆரபிராகம் ஆதித்தாளம் Mm-hmm. <laughs> Thank you. சரஸ்வதி நமோஸ்துதே சரஸ்வதி ராகம் ரூபக தாளம் Thank <laughs> Thank you. Thank you. Thank you.